வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி செவன் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா forty one thousand two seventy nine sixty அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது இப்போதைக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் கேண்டில் ரெட் கலரில் வந்துருச்சு sell at forty one thousand two sixty five point sixteen வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணிடலாம் இதே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும் பையிங் ட்ரெண்ட் பை கால் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் செல்லிங் ட்ரெண்ட்னா red colour candle once trend start ஆயிடுச்சு அப்படின்னா கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டில்ஸும் சேமாகவே இருக்கும் கேண்டில்னுடைய கலர் வந்து ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே மார்க்கெட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடணும் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி தான் இந்த கால்ஸ் வந்து செட்டப் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் பை சார்ட் வாட்ச் பண்ணுறது மூலியமாகவே மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி தான் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்லேயே நைன் சிக்ஸ்டீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு forty one thousand two sixty ஃபைவ்ல அப்படி ஜெனரேட் ஆன sell call within a minute one மினிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ எயிட்டி பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்கு forty one thousand hundred and eighty range வரைக்கும் இப்போயே வந்து டவுன் சைடில் இறங்கியிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் ஏறுது பையிங்கில் இருக்குது அப்படிங்கிற க்ரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு பை கால் வரும் அதே இறங்குதுங்கிற செல்லிங் ட்ரெண்டாகவும் வரும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் நல்ல ஒரு டவுனில் இறங்குச்சு இப்போ நெக்ஸ்ட் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது நமக்கு இன்னும் டார்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது மார்க்கெட் இப்போ இறங்கினா கூட டக்குன்னு ஒரு இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா அச்சீவ் வந்து பண்ண முடியும் முடியும் நமக்கு இந்த டார்கெட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு ஸ்ட்ரெயிட் ரெட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா forty one two sixty five first target பார்த்தீங்கன்னா forty one one sixty two more then hundred points வந்துருக்கு அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் டார்கெட்டை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank nifty forty one thousand eight hundred put option put option பார்த்திங்கன்னா நமக்கு கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆன பை கால் சிக்ஸ் செவன்ட்டியில் வந்திருக்கு நமக்கு அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து நாளைக்கு எக்ஸ்பெரி ஆக போகிற ஆப்ஷன் தான் மந்த் அண்ட் ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷன் இன்றைக்கி இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ